கேட்டு நல்லா இருக்கு கேட்டு வந்தீங்கன்னா நூற்றி எட்டு சுகாதாரத்தில் தமிழ்நாடு சரி சொல்லுங்க உங்கள் கருத்து சொல்லுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி விக்கிபீடியா வைக்கிறேன் தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி விக்கிபீடியா இருக்கிறது வந்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் தெரியுது ஸோ இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து தமிழை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் விக்கிபீடியா யூஸ் பண்ணுவீங்க இங்கிலீஷ் விக்கிபீடியா யூஸ் பண்ணியிருக்கோம் பட் தமிழில் விக்கிபீடியா இருக்குது நீங்கள் வந்து தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியும் வந்து தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் இன்னொன்று இந்த தமிழ் டைப்ரைட்டர் கீபோர்டு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ இங்கே பார்த்ததில் வந்துட்டு அது தமிழ் தொண்ணூத்தொம்பது கீபோர்ட் கரெக்ட் அந்த கீபோர்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வழக்கமாக அந்த ஏஎம்எம் மீன் அடிச்சு அம்மான்னு வரும் அதான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இனிஷியேட்டிவ் மட்டும் இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இப்போ நானே வரேன்னா இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அதை புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே ஒன்றும் வந்துட்டு இதுக்கு வந்து பெரிய ட்ரைனிங்கும் எதுவும் தேவையில்லை டைப்ரைட்டர்னா அதுக்கு போய் படித்தா தான் நமக்கு ப்ராக்டிஸ் வரும் இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு அதனால் நல்ல இனிஷியேட்டிவ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது வேறு வேறு என்ன இது தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த செல்பேசி இதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இது ரெண்டு தான் கேட்டுக்கிட்டீங்க ரெண்டு தான் கேட்டீங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்களா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார்